குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்கள் அதாவது இன்று நாம் பார்க்க போவது கணவன் மனைவியிடையே ஒரு நெருக்கம் அதிகரிக்க அவர்களுக்குள்ளே ஒரு வசியம் என்று எப்படி ஏற்படுத்த முடியும் அல்லது எப்படி ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருக்குமே தெரிந்தது நிச்சயமாக ஒரு தாம்பத்திய முறை தாம்பத்தியம் அப்படின்னு ஒரு முறை இருக்குது இன்னொன்றும் இருக்குது ஆனால் அதனுள்ளே அதன் சார்ந்து தான் மற்ற எல்லா விஷயங்களும் வரும் இப்போல்லாம் ஒரு கணவன் மனைவியில் இடையே வந்து பிரச்சனை வருவதற்கான காரணம் ஏன் வந்து நெருக்கம் இல்லாமல் போகுது ஏன் அவர்களுக்கு ஈகோ வருது ஏன் மனைவியை கண்டாலே கணவனுக்கு பிடிப்பதில்லை கணவனை கண்டாலே மனைவியை பிடிப்பதில்லை இந்த வெறுப்பு வருவதற்கான காரணம் என்ன அண்ட் ஏன் இல்லைன்னா தாம்பத்திய சுகம் அல்ல தாம்பத்திய விருப்பத்துக்கான விருப்பம் ஒரு நாள்படியாக நாள்படியாக குறைண்டு கொண்டே வருகிறாரா அதாவது என் குரு அவர் ஒரு தடவை சொல்லுவார் இவர்களுக்கெல்லாம் ஒரு வசியம் என்பது ஒரு காமத்தினோடே அது குறைண்டு குறைண்டு விடுகிறது அப்படின்னா இது அதிகரிக்க என்ன செய்யணும் சரி வய கணவன் மனைவினா இளமையாக இருக்கிறவங்க தான் கணவன் மனைவி வயதானவர்கள் வயதானவர்கள்லாம் இல்லையா அவர்களுக்கும் தான் பிரச்சனை வருது அப்படின்னா இயல்பாகவே அவர்களுக்கு எப்படி அந்த வசியத்தை ஏற்படுத்துவார் அதுக்கு என்ன சொன்னார்னா அவர் என் குரு அவர்களுக்கு வியர்வை வசியம் அதாவது ஸ்வெட்டிங் அந்த வியர்வை மூலமாக ஒரு வசியத்தை கணவன் மனைவியிடையே ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் மாதிரி எப்படி ஏற்படுத்தும் அதாவது நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் நெருங்கி பழகிறீங்களோ உங்கள் வேர்வை அது வந்து அவர்கள் அதையே அந்த ஸ்மெல்லுங்கிறது அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இயல்பாகவே அதை வந்து உங்கள் பக்கத்தில் நெருங்கி இருக்க இருக்க இருக்க இயல்பாகவே உங்களுக்கு மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும் எப்படிங்க நெருங்கிலாம் இருக்குன்னு எப்படி நான் ஒரு இது சொன்னார் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு சட்டை இருக்குன்னா உங்கள் கணவன் யூஸ் பண்ணுற ஒரு சட்டை இருக்குன்னா அந்த சட்டையை எடுத்து ஒரு நாள் நீங்கள் வந்து நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னா ஒரு அன்பு பாசம் அவர்கள் மேலே இயல்பாகவே அவர்கள் மேலே வரும் அப்படி இல்லையா குழந்தைங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை குழந்தைங்க போனால் குழந்தைக்கு குழந்தை மேலே போட்டு தூங்கும்போது குழந்தைங்க மேலேயே போட்டு வைங்க அந்த சட்டையை படுத்துக்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தினமும் இதை பழக்கப்படுத்துங்க முந்தைய காலகட்டத்திலாம் ஒரு தந்தை ஆனவர் வந்து உணவு சாப்பிடுவார்னா உணவு சாப்பிடுவோம்னா ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த ஒன்றா உட்காந்து சாப்பிடும் பொழுது தனது தட்டில் இருக்கிற உணவை வந்து மனைவிக்கு ஒரு கவலமும் மகனுக்கு ஒரு கவலமும் அதுக்கப்புறம் வந்துட்டு தானும் சாப்பிடுவார் இதுவே வந்துட்டு ஒரு விய ஒரு உணவு வழியான ஒரு அட்ராக்ஷன் ஒரு வசியத்தை இது ஏற்படுத்தும் அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லுவார் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது இன்னொருத்தர் டிஃபன் பாக்ஸில் கையை விட்டுட்டு சாப்பிட்றது அவங்க கூட ஒன்றா எல்லோரும் ஒரே டிஃபன் பாக்ஸில் கையை விட்டு சாப்பிட்றது இது எல்லாமே உங்கள் எச்சின் மூலமாக உங்கள் எச்சின் மூ மூலமாக அந்த உணர்வு அடுத்தவர்களின் வசியத்தை நீங்கள் ஈர்த்து கொள்கிறீர்கள் இயல்பாகவே அடுத்த அவங்கள நீங்கள் பார்க்கும்போதே ஒரு அட்ராக்ஷன் ஒரு அன்புங்கிறது வந்துடுறது இது பல நேரங்களில் கே என்று சொல்கிறோம் அல்லவா அவர்கள் ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் ஒரு இணைப்பிரியாக ஒரு நட்பு இருக்கலாம் ஆனால் ஒரு அதீதமாக உடல் சார்ந்த உறவை கொண்டு இந்த எச்சில் வழி இந்த எச்சில் வழியான பயிர்வு நிச்சயமாக கொண்டு செல்லும் அவங்க அவங்ககிட்ட இயல்பாகவே உங்களால் எதிரியாகவே ஆக முடியாதுங்க இந்த மாதிரி ஒரு உணவு பழக்கம் ரீதியாக இந்த சட்டை இந்த உடை பழக்கம் மூலமாக நீங்கள் இவர் பழக்கப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு எதிரி ஒரு விலகும் தன்மைங்கிறது அந்த நபர்கிட்ட இருந்து வரவே வராது ஒரு அவங்கள அவங்க கூட நீங்கள் நெருக்கம் தான் அதிகரிக்கும் அதனால்தான் ஒரு அடுத்தவங்களோட உணவுலையோ எச்சிலையோ நீங்கள் தொட்டு உண்ணக்கூடாது உங்கள் குடும்பத்தாருடன் நீங்கள் செஞ்சுக்கலாம் சரிங்களையா அது உங்களுக்குள்ளேயே ஒரு பண்டத்தை உருவாக்கும் ஏன்னா ஒரு நண்பர்களுடைய போகும்போது ஒரு தவறான பிணைப்பை உருவாகியது தற்காலத்தில் தற்காலத்தில் அதுதான் இன்றைக்கி வந்துட்டு கேவாக வந்துட்டு நிற்கிது அவங்க ஜாத அமைப்பு மோசமாக இருந்து இது வரும்பொழுது கேவாக வருகிறது இப்போ கணவன் மனைவிக்கு சண்டை வருது நிறைய சண்டை வருது அவர்களெல்லாம் நிச்சயமாக உபயோகிக்கலாம் அதுக்கு அப்பாவும் பையனும் எதிர் எதிர் துருவத்தில் இருக்காங்க ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒத்துமையாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்பாவின் பொருளையோ இல்லை அப்பாவின் உடையையோ அந்த பையன் வந்து ஒரு நாளாவது போட்டுக்கணும் இல்லை தொடர்ந்து ஒரு மாதம் ஒரு வாரம் அதை பழக்கப்படுத்தி கொள்ளணும் இயல்பாகவே தண்டை மேலே ஒரு அன்பும் பாசமும் வரும் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் ஏன்னா அந்த ஸ்வெட்டிங் அந்த வேர்விக்கு அந்த ஒரு இயல்பாகவே அது கடத்தும் சக்தி இருக்குது ஏறவே அப்புறம் இரண்டு எச்சில் மூலமாக கொண்டு வருவது இது எல்லாமே வசியம் என்று சொல்கிறோம் காதல் இன்றைக்கு அந்த காதலெல்லாம் சொல்லவே தேவையில்லை அவங்கெல்லாம் முத்தம் கொடுக்குறாங்க முத்தத்தின் மூலமாக வேறு வயது ஆகும்போது ஆகும்போது உடல் சார்ந்த எண்ணங்கள் குறைகிறது உடல் சார்ந்த ஒரு வெறுப்பு ஒரு காலகட்டத்துக்கு மேலே வரும்போது இந்த உடை அந்த உடை சார்ந்தது அப்புறம் நீங்கள் உணவு ஒன்றா பயிர்ந்துட்டு உன்னது முன்னாடிலாம் அம்மா ஒரு குழந்தைக்கு ஊட்டி விடுவது அவர்களின் வழியாக இதெல்லாமே ஒரு வசியத்தை ஏற்படுத்தும் குரு பிரம்மா குரு விஷ்ணு